We now move on to, to the next session. The next session will be presented to us by Sri Badri Seshadri and Sri Arvind L. Subramaniam. I request Sri Badri Seshadri and Sri Arvind L. Subramaniam to come to the dais. திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் திரு அரவிந்த் எல் சுப்பிரமணியம் அவர்களும் திராவிடம் மறைத்த பாரதி என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்றுவார்கள் திராவிடம் பல விஷயங்களை மறைத்திருக்கிறது அதுவும் பாரதியின் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை மறைத்திருக்கிறது பொதுவாக தமிழ் கற்றறிந்தோர் சொல்லும் ஒரு வார்த்தை தான் வங்காளத்தானாக பிறந்திருந்தால் தேசிய அங்கீகாரம் கிடைத்திருக்கும் பாரதி தமிழனாய் பிறந்ததால் அவனுக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று அது நூற்றுக்கு நூறு உண்மை பாரதியினுடைய பாடல் தமிழ் பெண்ணாகவும் இல்லை தேசிய பெண்ணாகவும் இல்லை அது உலகளாவிய பெண்ணாக இருந்திருக்க வேண்டிய ஒன்று இது மட்டுமல்லாது திராவிடம் மறைத்த பாரதியை பற்றி பல்வேறு நுணுக்கங்களையும் நம்மிடையே வழங்க வந்திருக்கிறார்கள் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் இவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர்கள் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நியூ ஹொரைசான் பப்ளிஷர் அவர்கள் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் வியான் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருந்து வந்திருக்க இவர்கள் இருவரும் நமக்கு இப்பொழுது திராவிடம் மறைத்த பாரதி என்ற த தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுவார்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம் லிட் ஃபெஸ்ட் தேர்ட் எடிஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஓகே எல்லாருக்கும் நன்றி முதல்ல ஸோ இது இந்த தலைப்பு வந்து இன்னைக்கு காலையில் ஐ மீன் இந்த தலைப்பு திராவிடம் மறைத்த பாரதி அப்படிங்கிற தலைப்பு சொல்லும்போதே எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அரசியல் பேச போகிறீங்களாங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டாங்க ஸோ இந்த தலைப்பு போதே எல்லோரும் வந்து அரசியலாக பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து என்னோடய நண்பர்கள் கேட்கும்போது என்னோடய பதில் வந்து இல்லை நான் என்னோடய ஆதங்கத்தை பேச போகிறேங்கிறதான் இருந்தது ஆதங்கம்னு சொல்லலாம் இல்லை ஆத்திரம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாரதி சொல்லாத விஷயங்களே கிடையாது சார் சொல்லிட்டு போன மாதிரி பாரதி தொழாத விஷயங்களே கிடையாது அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லி அவர் வந்து எழுச்சி பற்றி பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி வச்சு சொல் பாவம்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்துட்டு செந்தமிழ் நாடுனும் போதிலே சொல்லியிருக்காரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாக வந்து காணும்னு அவரோட தமிழ் பற்று சொல்லியிருக்காரு முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையாள் செப்பு மொழி பதினொட்டுடையாள் இவ எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு தேசியத்தை பற்றியும் பேசியிருக்காரு அவர் தொடாத ஏரியாவே இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்சி அல்லது பெண்ணுரிமை பற்றியும் பேசியிருக்காரு மாதத்தமை இழிவிசையும் வடமையை கொளுத்துவோன்னு பேசியிருக்காரு எட்டு மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காணன்றுன்னு பேசியிருக்காரு ஆனால் இந்த இன்னைக்கு வந்து இந்த எல்லாமே வந்து ஒரு பெண்ணுரிமைக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா வேறு யாரோ சொல்கிறோம் புரட்சிக்கு வேறு யாரோ அடையாளம் சொல்கிறோம் எழுச்சிக்கு வேறு யாரோ அடையாளம் சொல்கிறோம் ஸோ எல்லாமே வந்து கடந்த ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளில் பாரதியை பற்றி எல்லாருமே கிட்டத்தட்ட மறக்கடிக்க பாரதியை மறக்க அடிச்சிட்டாங்க அதுதான் உண்மை ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ பத்ரி சார் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லை இதை நம்ம உரையாடலாக செய்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் இன்றைக்கு வந்து இப்போ நம்ம பேச போகிறது வந்து கொஞ்சம் இருண்ட ஒரு பகுதி தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இது அரசியல் தான் இன்டர்ஃபரன்ஸ் ஓகே அது எதாவது ஆஃப் பண்ணணும்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நான் நான் வந்து என்னுடைய முதல் கருத்தாக நான் அதை இப்படி பார்க்குறேன் நான் திராவிடம் மறைத்த பாரதி அப்படிங்கிறத விட உண்மையாக பார்த்தோம்னா திராவிடம் வெறுத்த பாரதி அப்படின்னு தான் சொல்லணும் இது இது நாம் கைத்தட்டலுக்காகவோ ஒரு வார்த்தை ஜாலங்களுக்காகவோ நிஜமாக நான் சொல்லலை அந்த வெறுப்பு நான் நிறையா குறிப்புகள் எழுதிட்டு வந்திருக்கேன் கொட்டேஷனோடே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாரதியை வெறுத்த காரணத்தினால மறைத்தார்கள் மறைக்கிறார்கள் நான் ஒரு ஒரு ஒரு கொட்டேஷனோடய ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் இப்போ நம்ம திராவிடம் அப்படின்னா நம்ம யார் அதோடைய பிரதிநிதிகளாக பார்க்குறோம்னா பெரியார் முதல்ல பெரியார் அதிலிருந்து வரக்கூடிய திராவிடக் கழகம் பிறகு அண்ணா கலைஞர் அப்படின்னு வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிலர் அவர்கள் பாரதி பற்றி என்ன கருத்துக்களை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம ஆதாரமான இருந்து பார்ப்போம் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாவை கொடுக்கும் இதில் பெரியார் வந்து பாரதியுடைய சமகாலத்தவர் இப்போ பாரதி ஒரு பெரிய தேசிய கவிஞனாக உருவாகி வந்து அவருடைய காலம் முடிஞ்சிருது அந்த காலகட்டத்தில் பெரியார் என்னென்ன எழுதுகிறாருங்கிறது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கோட் சொல்கிறேன் இது வந்து உதாரணத்துக்கு இதை இதை முழுக்க பெரியாருடைய எழுத்துகள் அடங்கிய ஒரு அஞ்சு தொகுதி நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வர வேண்டும் அப்படின்னு பசு கௌதமன் அப்படிங்கிறவர் தொகுத்த ஒரு களஞ்சியம் இருக்குது அதுலேருந்து ஒரு சில கொட்டேஷன் இப்போ பெரியார் வந்து பாரதியாரை பற்றி என்ன நினைத்தார் இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறது ஒரே ஒன்று சொல்கிறேன் பாரதியாரை பாமர மக்கள் புகழ்வதற்கு காரணம் பாரதியாரை பாமர மக்கள் புகழ்வதற்கு காரணம் அவர்களுடைய மூட பழக்க வழக்கங்களை வளர்க்கத்தக்கதாகவும் மனு நீதியை உயிர்ப்பித்து நிலைநாட்டக்கூடியதாகவும் அவருடைய பாடல் இருப்பதே எப்படி என்றால் இதிகாசம் புராணம் வேதம் சாஸ்திரம் முதலியவைகளை அப்படியே தழுவி அவைகளில் அடங்கியிருக்கும் விஷயங்களை இக்காலத்து தேவைகளை அதில் கலக்கி அதற்கு தகுந்தாற்போல் வேஷம் மாற்றி கட்டி அவர் பாடல் செய்திருப்பதே ஆகும் மனு ஆட்சி எப்படியாவது ஏற்பட வேண்டும் என்று பார்ப்பனர்கள் இரவும் பகலும் கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது அதற்கு உதவியாக எழுதப்பட்டிருக்கும் பாடல்களை பார்ப்பனர்கள் கை நழுவ விடுவார்களா இது ஒரு கோட் இது இருக்கட்டும் இதுக்கு அடுத்தது சொன்னால் நீங்கள் வந்து எப்படி நினைப்பீங்கன்னு தெரியல குடிவெறியில் பாடியிருக்கிறாரே தவிர பாரதியார் நிதான புத்தியோடு பாடவில்லை அவர் அபின் கஞ்சா சாராயம் முதலியவைகளை சர்வசாதாரணமாகவே உபயோகப்படுத்தி வந்திருக்கிறார் இது பாரதியாரை பற்றின பெரியாருடைய பார்வை பாரதி வந்து தமிழராக பிறந்துட்டார் ஒரு ஒரு தெலுங்குராகவோ கர்நாடகாவோ பிறந்தது தமிழ் கன்னடராகவோ பிறந்தது தப்பான இதில் இல்லை ஒருவேளை அங்கெல்லாம் அங்கே ஒரு அந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்து தமிழில் வாழ்ந்திருந்தால் ஒருவேளை வந்து இந்த சோ கால்டு பகுத்தறிவாதிகள் வந்து பாரதியை கொண்டாடி இருக்க வாய்ப்பு இருக்குது தமிழர் தந்தையாக்கியிருப்பாங்க இவர் தமிழராக பிறந்து இத்தனை புரட்சிகரமாக எல்லாம் பேசினால அவரை வந்துட்டு ஒரு பார்ப்பனர் என்ற சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க முயற்சி பண்ணிட்டாங்க அதில் ஆல்மோஸ்ட் அவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்கன்னு தான் இத்தனை வருஷம் பார்த்துட்ருக்கோம் ஸோ என்னென்ன சார் சொன்ன மாதிரி சமகாலத்தில் பாரதியின் சமகாலத்தில் வாழ்ந்த ஈவேரா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதன் பின்னர் அதற்கு அப்புறம் வந்தவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அவரோட வழித்தோன்றல்கள் எல்லாம் சொல்லாங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றா பார்க்கலாம் இது ஸோ அந்த அந்த ஒரு சட்டகம் இருக்கு இல்லையா பாரதியார் யார் அவர் என்னென்னலாம் எழுதியிருக்கார் அவருடைய கருத்து என்ன அவர் எந்த கருத்தை அவரோட உடன்படலாம் எந்த கருத்தில் அவரோட மாறுபடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை எல்லாருடைய கருத்துக்களையும் நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பாரதியார் பற்றி பெரியாருடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா பெரியார்கிட்டருந்து நம்ம நடந்து போயிடுவோம் கொஞ்சம் நேரத்தில் பட் பெரியாருடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா அரவிந்தன் சொன்ன மாதிரி ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு சட்டகம் அதுக்குள்ளே அவரை பொருத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அவர் சொல்கிறதுல என்ன நுட்பம் இருக்குது அவர் சொல்கிறதுல உருப்படியாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு அவன் பார்ப்பான் அவன் கெட்டவனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரே அடியில் தூக்கி போட்டுட்டு அதுக்கு அடுத்த லெவலில் போயிட்டு இதுதான் அவருடைய கருத்தாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக எடுத்து இன்ஃபேக்ட் ஒரு ஒரு இடத்துல சொல்கிறாரு நீங்கள் வந்து பெண் விடுதலை அப்படின்லாம் பெருமையாக வந்து பாரதியாரை பற்றி சொல்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு இடத்துல பெரியார் எழுதுகிறார் பெண் விடுதலை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சில இடங்களில் நீங்கள் அவருடைய கருத்தை பார்க்க முடியுமே தவிர உண்மையான அவருடைய கருத்து வேற எங்கேயோ இந்த கூடி பிதற்றல் கண்டா எங்கேயோ ஒரு வந்து பெண்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருப்பார் பாரதியார் அவ்வளோதான் இதுதான் இவருடைய ஆக்சுவல் கருத்து அப்படின்னு ஒரே அடியில் அவர் ஃபினிஷ் பண்ணி விட்டுறார் இன்னி வரைக்கும் வந்து திராவிட இயக்கத்தோடைய கருத்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதை வந்து மாற்றிக்கொள்வதே கிடையாது மறுபரிசீலனை செய்யலை நுட்பமாக அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது இதே பார்வையோடைய எக்ஸ்ட்ரீமிட்டி தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்றைய மீம் கிரியேட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மணிமாறன் அப்படின்னு ஒரு தோசை புகழ் மணிமாறன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு குறு நூல் ஒன்று எழுதுறாரு அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வந்து சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் அதெல்லாம் கெட்ட கருத்துக்கள் ஒரே அடியில் முடிச்சிருட்டு இதை வந்து எதுக்கு இப்போ இப்போ தானே பாரதிய ஜனதா கட்சி பண்ணுது நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி அவர் அப்போவே வந்து இது மாதிரியான மிக மோசமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாருங்கிற மாதிரி தொகுத்த ஒரு ஒரு புத்தகம் போட்டிருக்கார் அந்த பாசறையிலேருந்து வரக்கூடிய பல பேர் இன்னும் தொடர்ந்து வாலாசா வல்லவன் இந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருக்காங்க இவங்கள வந்து அப்படியே டிஸ்டில் பண்ணி பாரதி எங்கெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான மோசமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பரப்புறது ஸோ பாரதியாரை அவர்கள் மறைக்கிறார்களா அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி மறைப்புங்கிறது வேற அவங்க வந்து அவங்களால பாரதிங்கிற ஒருவரை அவர்கிட்டக்க ஏதோ துளியூண்டு நல்லது கூட இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல இதுதான் வந்து திராவிடர் கழகத்துடைய தொடர் கொள்கை இதை ஒரு ஒரு ஒரு அடிப்படையான ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்கோம் அப்போ அது எப்படி மாறுது அது ஒரு அண்ணா அண்ணாதுரை வராரு பெரியார்டேந்து பிரிகிறாரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆகிறது அதற்கு பிறகு ஏதாவது மாற்றம் இருக்கானா இருக்குது நிச்சயமாக அண்ணாவுக்கு வந்து பாரதியார் பற்றிய கொள்கையில் ஒரு பெரியாருடைய பார்வை இல்லை ஆனால் அங்கேயும் வந்து பாரதியார் பல இடங்களில் இந்த யூஸ்வலாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா இது இந்த எக்ஸாக்டாக கோட்டாக சொல்லிடுவோம் பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு அப்படின்னு ஒன்று வரும் அதுக்கப்புறம் இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து இது வருவோம் பேராசை காரணடா பார்ப்பான் ஆனால் பெரியதுரை எண்ணில் உடல் வேர்ப்பான் இது பாரதியாருடைய கொட்டேஷன் அதே மாதிரி வந்து அவர் கொஞ்சம் மூட நம்பிக்கைகளை சாடி அவர் அவருடைய ஓன் சில கருத்துகள் இருக்குது அதெல்லாம் நம்ம பேசலாம் பட் வஞ்சனை பேய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார் துஞ்சுது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் அப்படின்னு கேலி பண்ணுறது மக்களுடைய சில கருத்துக்களை பாரதியார் பண்ணியிருக்கார் ஓகே பாரதியார் வந்து நிச்சயமாக ஒரு சீர்திருத்தவாதி அந்த காலத்தைய சனாதன பார்ப்பனர்களிடமிருந்து கட்டாயமாக அவர் வந்து வித்தியாசப்பட்டவர் அவருடைய ஜாதி குறித்த கருத்துக்கள் நமக்கு நன்றாகவே தெரியும் அவர் பூணூல் குறித்த கருத்துக்கள் தெரியும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பிற பார்ப்பனர்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருந்தது பட் பாரதியார் வந்து தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக முன் வச்சு என்னத்துக்காக நான் எதை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் அவர் பல இடங்களில் அவர் எழுதினதில் சில இடங்களில் வந்து பிறர் கூற்றாக வரும் எல்லாமே வந்து ஒரு ஒரு கவிஞன் படைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வார்த்தை அப்படிங்கிறது இல்லை சிவாஜி சொல்கிற மாதிரி அவர் எழுதினார்னா அது வந்து சிவாஜியுடைய வார்த்தைகளில் இன்னொரு இடத்துல வந்து மெல்ல தமிழ் நிச்சாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யார் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் இந்த இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமாக பார்க்கும் பார்வை அப்படிங்கிறதே இந்த ஒரு மட்டையடி கோஷ்டிகளுக்கு கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு இப்போ அண்ணா வந்து பாரதி என்ன மாதிரியான ஒரு பெயிண்டிங்குள்ளே கொண்டு வருவார் அப்படின்னா அவர் வந்து மதம் பற்றியெல்லாம் பேசுகிறாரு வேதாந்தம் பற்றியெல்லாம் பேசுகிறாரு அதெல்லாம் வந்து நான்சென்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது அவர் தேசபக்தி பற்றி பேசுகிறாரா அங்கே தான் பெரியார் இருந்தவர் கொஞ்சம் வித்தியாசப்படுறாரு அண்ணா தேசபக்தி பற்றி பேசுகிறாரா அதை பாராட்டுவோம் ஆனால் அவர் வந்து பார்ப்பனர்களை பற்றி திட்டக்கூடிய மாதிரியான கருத்துக்கள் இருக்கா அங்கே நிற்கிறார் யா நம்மால் அப்படின்னு அதை மட்டும் எடுத்துப்போம் அதோடைய எந்த கான்டெக்ட்ல அது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க மாட்டோம் இப்போ இதில் முக்கியமாக இப்போ இப்போ இது இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அவருடைய இன்னொரு ஒரு வார்த்தையை பற்றி சொல்லணும் அண்ணா வந்து வ ராமசாமின்னு ஒருத்தர் பாரதியாரை பற்றிய ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட பாரதி உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே எழுதப்பட்டது அதனால் வந்து ஒரு ஹை டிகிரி ஆஃப் ஆத்தென்டிசிட்டி உண்டு அந்த புத்தகத்துக்கு அவரை வந்து அண்ணா வந்து அக்ரகாரத்து அதிசய மனிதர் அப்படின்னு சொல்கிறாரு அதை எல்லாரும் ஒரேடியாக புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க என்ன அபத்தமானது இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா அக்ரகாரத்தில் இருக்கிறவன்லாம் பொறுக்கி பயலுக இந்த ஒரு ஆள் தப்பிச்சிட்டார் எப்படியோ இந்த ஒரு ஆள் மட்டும் இந்த வேறா மட்டும் அந்த அக்ரகாரத்து அதிசய மனிதருங்கிற ஒரு ஒரு புது கான்செப்ட் அண்ணா உருவாக்கி கொண்டு வர கான்செப்ட் நேத்தி வரைக்கும் நேத்திக்கு வந்து வைக்கம் பற்றி பெருமாள் முருகன் எழுதி அதை டி எம் கிருஷ்ணா என்னும் நவீன அக்ரகாரத்தின் அதிசய மனிதர் பாடி அது உடனே வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் அக்ரகாரத்து அதிசய மனிதர் உடனே ஒரே கைத்தட்டு புழக்குது இந்த அக்ரகாரத்து அதிசய மனிதர்ங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹோல் கம்யூனிட்டியே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது அகராரத்தில் இருக்கிறவன்லாம் வந்து பிற்போக்கு இந்த ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆறு ஆள் மட்டும் வந்து ஒரு அதிசய மனிதராக வந்துடுவான் இது என்ன ஒரு பார்வை இது ஸோ இந்த பார்வை தான் இதில் வந்து ரெண்டு விதமான பார்வையை பார்க்குறோம் ஒன்று வந்து நீ அக்ரகாரத்தில் இருந்துட்டடா அது பெரியாருடைய பார்வை நீ வந்து வேஸ்ட்டு அண்ணா வந்து அக்ரகாரத்தில் இருந்தாலும் ஒரு அதிசய கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இதுதான் திராவிடத்தோட பார்வை இன்னும் கொஞ்சம் பார்வை கூட பேசலாம் பட் இது திராவிட பார்வை எப்பவுமே இப்படி தான் வித்தியாசமாக இருக்கும் நீங்க வாஜ்பாய் என்ன சொல்லுவாங்கன்னா தவறான கட்சியில் இருக்கும் சரியான மனிதர் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவங்களை மறைக்கவோ அல்லது சில விஷயங்களை இவங்களால வந்து மறைக்கவோ மறுக்கவோ முடியாத இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸ் உருவாக்கிடுவாங்க ஸோ இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது சார் இவங்க திராவிடம் வந்து பாரதியை யூஸ் பண்ணுற ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லைன்னு சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்கன்னா ரவுடி பையன் வந்துட்டு போலீஸை பார்த்து சொல்லிட்டு இருப்பான் அதுக்கு வந்து பாரதியோட பாதை யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று இருக்குது வீழ்வேன் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிம்பாங்க அதுக்கு முன்னாடி ஏழு வரி இருக்குது அந்த ஏழு வரியும் யாருக்கும் தெரியாது வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னா யாருன்னா திகாரில் யாராவது ஊழல் கேஸில் போயிட்டு ஜெயிலில் போயிட்டு வருவாங்க ஏர்போர்ட்டில் பேனர் வைப்பாங்க வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஸோ திராவிட தர்மத்தின் வாழ்வுதனை தர்மத்தின் பாஞ்சாலி சபத்தை எடுத்துட்டு வந்துட்டு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஸோ இவங்க வந்து பாரதியை வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியும் இந்த கேப்ஷன்லாம் நமக்கு பாரதியார் எழுதுனதுனே தெரியாது நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷம் போனீங்கன்னா கீழே கலைஞர்னு போட்டுடுவாங்க அல்லது ஈவரான் போட்டுடுவாங்க அல்லது ஸ்டாலின் கூட போடுவாங்க ஸோ பாரதியை மறைக்கிறதுங்கிறது வந்துட்டு இப்படி தான் அவரை வந்து அவரோட நல்ல எல்லாம் கெட்டதாக காட்ட வேண்டியது அதை மறைக்கவோ அல்லது மறுக்கவோ முடியாத விஷயங்களை வந்து இவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறது ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா நமக்கு முன்னாடி பேசினவர் கூட பாரதிதாசனை நிறைய கோட் பண்ணார் எனக்கு நான் பாரதிதாசனை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிடணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக திராவிட பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் வெறும கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லை பாரதிதாசன் முக்கியமானவர் பாரதியின் தாசன் பாரதியின் தாசன் அவரை நிறைய பேரால் தாங்கவே முடியல என்னையா இந்த மாதிரி ஒரு பேரை வச்சுருக்கேன்னு அவர் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க ஆனால் ஒன் திங் மற்றது என்ன எப்படி இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய பேரை வந்து அவர் எந்த காலத்துலையும் மாற்றலை அவர் முழுக்க முழுக்க பாரதி மீது மட்டும் பாரதி மீது மட்டும் பட்டு வச்சுருந்தார் அதை வந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் மாற்றலை ஆனால் பன்னெண்டு ஆண்டுகள் பாரதியாரோட பழகியிருக்காரு அவருடைய கருத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்கதாக இருக்குது அதை நான் கட்டாயமாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு பார்க்குறேன் அவருக்கு பெரியாரை விட அதிகமான பார்ப்பன விருப்பு அவ்வளவு கடுமையான பார்ப்பன விருப்பு இது ஏன் பார்ப்பன விருப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம் இந்த இந்த செஷன் அதை பற்றியா அப்படின்னா இல்லை ஒரு ஒரு நபர் பெரியார் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் ஈவேரான்னு சொல்கிறீங்க நானா பெரியார் அப்படின்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அப்படி தான் அவர் அறியப்பட்டிருக்கிறார் அதனால் அது அதை தொடர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா அவருடைய கருத்து நன்றாக தெரிந்தது பட் அது ஏதாவது கட்டத்தில் அது மாற்றம் அடைகிறதா அவர் பாரதியாரோட பழகலை யார் பெரியார் பழகலை ஆனால் பாரதிதாசன் தன்னுடைய பெயரையே பாரதியோட பழகி தன்னுடைய பெயரை மாற்றி வைக்கிறார் கடைசி வரைக்கும் அதை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உறுதியாக இருக்கார் பன்னெண்டு ஆண்டுகள் பழகினேன்னு சொல்கிறாரு பாரதியாரை போல ஒரு சீர்திருத்தவாதி கிடையாது சாதிகளுக்கு எதிரானவர் கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக அவர் வந்து முன்வைக்கிறார் ஆனால் இவ்வளோ தூரம் அவரோட பழகிட்டு நான் ரெண்டே ரெண்டு கோட் சொல்கிறேன் பாருங்கள் பார்ப்பான் பால் படியாதீர் சொற்கு கீழ் படியாதீர் ஆர்ப்பான் நம் நன்மையிலே ஆர்வம் மிக உள்ளவன் போல் நம்ப வேண்டாம் தமிழின் பேர் சொல்லி மிகு தமிழரிடை தமிழ்நாட்டில் வாழ்ந்திட்டாலும் தமிழ் அழித்து தமிழர் தம்மை தலைதூக்காது அழித்துவிட நினைப்பான் பார்ப்பான் அமுதாக பேசிடுவான் அத்தனையும் நஞ்சு என்க நம்ப வேண்டாம் தமிழர் கடன் பார்ப்பானை தரைமட்டம் ஆக்குவதே ஜினோசைடல் ஓகே இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் இதெல்லாம் தான் கடந்து வந்திருக்கு ஓகே இன்னைக்கு கேட்டால் ஒரு யூஸ்வலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஆமாங்க அவர் அப்படிலாம் சொல்லியிருக்காரு எவ்வளோ பாப்பானை போட்டு தரணும் நாங்கள் அப்படின்னு இது ஏன் பாரதியாரோட பன்னெண்டு ஆண்டுகள் பழகினா பாரதியார்னா என்ன மாதிரியான ஒரு ஆளுமையோடு இருக்கிறவருடைய கருத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கோரமான ஒரு கருத்தா திராவிட கருத்து ஷாக்கிங் ஆனால் அவர் வந்து இன்றைக்கு பலரும் அவர் பெரியாரை பற்றி கொஞ்சம் அவர் அண்ணாவை பற்றி கொஞ்சம் மோசமாக பேசினாருங்கிறதுனால சில கொட்டேஷன்லாம் பாரதிதாசன்லேருந்து எடுப்பாங்க I think it is not fair அவர் பாரதிதாசனை தனியாக நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணணும்னா வெறுப்பு மட்டும்தான் மண்டி கிடக்கக்கூடிய ஒருவர் அந்த பாரதியோடு அவ்வளவு க்ளோஸாக இருந்தவராக சொல்லப்படுபவர் கூட இதுதான் ஒரு வெறுப்பு அப்படிங்கும் பொழுது இவர்கள் எப்படி வந்து ஒரு ஒரு கன்ஜினியல் அட்மாஸ்ஃபியரில் ஒரு பாரதியார் அப்படிங்கிறவரை பற்றின ஒரு ப்ரெசன்டேஷனை இவர்கள் யால தர முடியும் இப்போ அதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ஃபாரம் தேவை சாரி நான் ஒரு ஒரே நெகட்டிவாகவும் ஒரே ஒரு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமாகவும் பேசுகிறதுக்கு காரணம் நான் பாரதியாரை கோட் பண்ணலை பாரதியாரை பற்றி பேசக்கூடிய அல்லது வெறுக்கக்கூடிய அல்லது பார்ஷியலி வெறுக்கக்கூடியவர்களுடைய சில கொட்டேஷன் மட்டும்தான் நான் தரேன் but it is that bad இது எவ்வளோ பேர் வந்து இதை இந்த திராவிட இயக்க தூண்களுடைய எழுத்துக்களை நீங்கள் படிக்கிறீங்க தீவிரமாக அப்படின்னு தெரியல இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வெறுப்பு மண்டிய பிரச்சாரம் அனைத்தும் இது வந்து பாரதியாருக்கு எதிரானவை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க பாரதியார் ஒரு கடுமையான தேசியவாதி ஆனால் இங்கே பேசப்படுவதும் ப்ராக்டிஸ் பண்ணப்படுவதும் தமிழ்நாட்டில் ஒரு விதமான கடுமையான பிரிவினைவாதம் ஆரிய திராவிட இப்போ பாரதியார திட்டத்துக்கு இவங்க அத்தனை பேரும் யூஸ் பண்ணது இவன் அண்ணா சட்லா ஒரு இடத்துல சொல்கிறாரு பாவம் பாரதியாருக்கு வந்து ஆரிய திராவிட பற்றின விஷயங்கள்லாம் நிறையா தெரியாமல் போயிடுச்சு அவருக்கு யாரும் சொல்லலை ஏன்னா இவர்களாகவே உருவாக்கி கொண்ட அந்த திராவிடவாதத்தை திராவிடம்ங்கிறத ஒரு இனமாக பார்த்து அதுக்கப்புறமா அவர்கள் உருவாக்கி கட்டமைத்த பல விஷயங்களையும் பாவம் பாரதியாருக்கு தெரியாமல் போயிடுச்சு அது தெரிஞ்சிருந்தா அவள் ஒருவேளை அவர் வேறு மாதிரி ஆரிய பாரதியார் எங்கே பார்த்தாலும் வந்து ஆரியங்கிற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துறார் அது இந்த நோபல் உயர்ந்த அப்படிங்கிற பொருளில் வரக்கூடியது அதை வச்சு பக்கம் பக்கமாக வந்து பெரியார்லேருந்து ஆரம்பித்து திராவிட இயக்கத்தவர்கள் திட்டிருக்காங்க அவரை பாரியா ஆரியத்தை தூக்கி பிடிக்கிறான் ஆரியத்தை தூக்கி பிடிக்கிறான்னு அண்ணாவுக்கு அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அதனால் வந்து பாவம் அவர் வந்து ஒரு கொஞ்சம் அறியாமை என்னும் இருளில் மூழ்கினவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீப் ஸ்டடி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அதை ஒழுங்காக படித்து புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன கோணத்தில் என்ன பார்வையில் சொல்கிறாரு அதை பற்றின ஒன்றுமே இல்லாமல் இவர்கள் ஒரு ஒரு மிக குறைவான தட்டையான புரிதலை வச்சுக்கிட்டு தான் இவர்கள் வந்து பாரதியாரை பார்த்துருக்காங்க அப்போ என்ன மாதிரி வந்து அவரை போய் உயர்த்தி பேச போகிறாங்க அதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு மேடையே தேவை நமக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணா நகர் தெரியும் அண்ணா சாலை தெரியும் கலைஞர் நகரும் தெரியும் ஜேஜே நகரும் தெரிஞ்சிருக்கும் எம்கேபி நகர் மகாகவி பாரதி நகர் எங்கே இருக்குது அதோட நிலமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் எம்கேபி நகர் நார்த் மெட்ராஸில் குப்பை கூலமாக ரொம்ப ஒரு நீங்கள் அண்ணா நகரையும் அதையும் கம்பேர் பண்ணவே முடியாது அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணா சாலை வச்சுருக்காங்க பாரதி சாலைங்கிறது ட்ரிப்ளிகேனில் வச்சுருக்காங்க அதோட நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த ரோடே அடுத்தது ஒவ்வொருத்தரோட நினைவு இல்லங்கள் நம்ம நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன் என்னோடய ஊர் சொந்த ஊர் நாகர்கோவில் நாகர்கோவிலேருந்து வந்திருக்கேன் இதே மாதிரி தமிழ்நாட்டில் வேறு வேறு வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருக்குமே வந்துட்டு முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா சமாதி பாருங்கள் எம்ஜிஆர் சமாதி பாருங்கள் இதை தான் அந்த அதாவது அவங்களோட ஐடென்டிட்டியே வந்துட்டு இந்த மாதிரி இவங்களை திராவிட தலைவர்களோட நினைவாலயங்களை போய் பார்க்குறது அல்லது அவங்களோட இடங்களை போய் பார்க்குறது தான் இருக்கும் யாருமே வந்து பாரதியோட இல்லத்தை போய் பாருங்கள் ட்ரிப்ளிகனில் பாரதியோட இல்லத்தை போய் பாருங்கன்னு யாரும் சொல்லி கூட்டிகிட்டு வரதில்லை அதை ஒரு ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய இடமாகவே யாரும் கருதுறதும் இல்லை அந்த மாதிரியான ஒரு மக்கள் சைட்லேயே அந்த மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த பாரதியோட தீமில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே பெரிய சந்தோஷமான விஷயம் ஏன்னா இதில் ஏதாவது ஒருத்தராவது வீட்டில் போய் சொல்ல முடியும் ஒருத்தராவது அவங்க குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும் அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும் பாரதியோட நினைவில் இருக்குது பாரதியார் என்னெல்லாம் பேசியிருக்காரு என்னெல்லாம் எழுதியிருக்காரு எவ்வளோ பெரிய சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறதுலாம் திராவிடம் வேணால் பாரதியை மறைக்கலாம் இந்த கூட்டம் இன்னும் நிறைய பேர் வரும்போது வந்துட்டு அது மறைக்கிறதுங்கிறது இப்போ அத்தனை எளிதான விஷயம் இல்லைன்னு தெரியுது பாரதியாருடைய பெயரால் தப்பி தவறி ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று வந்துருச்சு அது எந்த எந்த காலகட்டத்தில் வந்தது தெரியுமா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டம் அந்த டைமில் தான் எம்கேபி நகரம் வச்சாங்க ஸோ ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து எம்ஜிஆர் இருந்த காரணத்தினால பாரதியார் பெயரால் ஆனால் அதே சமயத்தில் சிமல்டேனியஸாக தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் வந்தது ஒரே காலகட்டத்தில் தான் கோயம்புத்தூர் திருச்சி ரெண்டுக்கும் பாரதியார் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இப்போ நமக்கு உண்மையில் வந்து நீங்கள் மணிமண்டபம் கட்டுங்க தெருவெங்கும் சிலைகள் வைங்க பெரிய பெரிய விழாக்கள் கொண்டாடுங்க அப்படிங்கிறது ஒரு அது கூட முக்கியம்னு நான் நினைக்கல இன்ஃபேக்ட் மணிமண்டபம் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளில் தான் நாற்பதுகளில் கல்கியோடைய ஒரு முன்னெடுப்பில் வந்து எட்டயபுரத்தில் ஒரு மணிமண்டபம் அப்பயுமே வந்து பெரியார் ஒரு கடுமையான ஒரு தலையங்கம் எழுதுறாரு ஜஸ்ட் வார்த்தைகள் ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரி ஏகப்பட்ட தமிழ் ஆட்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த ஆளுக்கு எதுக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் அப்போவே அதை எழுதியிருந்தார் ஸோ ஈவன் ஒரு ஒரு ஒரு பகுதியினர் அது அப்போ இந்தியா சுதந்திரம் அடையலை அதற்கு பிறகு கூட காங்கிரஸ் அரசு கூட உண்மையிலேயே வந்து பாரதியாருக்கு செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலை ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அவருடைய நினைவு இருந்தது பட் அதற்கு பிறகு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இருட்டடிப்பு அப்படிங்கிற ஒரு டிரெக்ஷனில் தான் போச்சு இந்த இதே பெரியார் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு நம்ம பெரியாரை கூட்டு வரதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கம்ங்கிறது வந்து அவருடைய கம்ப்ளீட் இதில் தான் நின்றுட்டுருக்கு அந்த நாட்டுடைமை ஆக்கப்பட்ட அவருடைய பாடல்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது பின்னாடி அந்த பாடல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கும் பொழுது அதற்கெழுதாவும் கடுமையான கட்டுரைகள் எழுதுறாரு பெரியார் இந்த காசெல்லாம் வந்து அரசாங்கத்தோட காசை எல்லாத்தையும் எடுத்து அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்கன்னு இன்றைக்கு கடந்த ஒரு திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் பாருங்கள் யார் யாருடைய ஒர்க்கெல்லாம் நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பணம் போயிருக்கு அப்படின்னு இது ஒரு ஒரு செமினல் ஒரு ஆக்ட் அதுக்குமே வந்து மேயப்ப செட்டியாரே கூட ஒரு கட்டத்தில் எனக்கு பணமே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை கூட இந்த ஒரு உள்ளூர இருக்கக்கூடிய வன்மம்ங்கிறது வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது எல்லா விதத்துலையும் யாரோ ஒருத்தர் ஒரு யாரோடையோ பாட்டை அது இத்தனை பேர் பாடிட்டு இருக்கக்கூடிய பாட்டை இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பாடல்கள் ஒழிக்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்னி வரைக்கும் பலருக்கு அதுதான் சோறு போட்டுட்டு இருக்கு ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது ஒரு வார்த்தை வேணுமா நீங்கள் தொலைக்காட்சி நடத்துகிறீங்களா உடனே அதுக்கு ஏதாவது ஒரு ரௌத்ரம் பழகு அப்படின்னு தலைப்பு வைக்கணும் உடனே அதுக்கு போனால் அப்போது பாரதி கிட்டக்க அதே மாதிரி காலத்தின் குரல் இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி என்னத்தை எடுத்தாலும் பாரதி தான் அந்த ஒரு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று எடுத்தாகணும் ஏன்னா அவ்வளோ பளிச்சுன்னு அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வேறு யார்ட்டையும் கிடையாது அப்படி பண்ணிட்டு ஏதாவது ஒன்றுன்னா அந்த மாதிரி தான் வந்து திராவிட இயக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டு வந்திருக்கு இட்ஸ் வெரி சேட் இதை பற்றி வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல பாரதியை வந்து அத்தனை தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களில் நிறைய இப்போ தமிழ் படங்களோட டைட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும் அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி கருணாநிதி எழுதின ஒரு விஷயத்த வச்சுருப்பாங்க பாரதியோட ஆயிரம் விஷயங்கள் இருக்குது பாரதி சொன்ன ஆயிரம் கருத்துக்கள் இருக்குது இதை அரசு பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த விழாக்கள் போல் இது போல் விழாக்கள் நிறைய எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் ஒரு ஆசையும் கூட எல்லாரோட ஆசையும் கூட கம்ப்ளீட்டாக அதாவது வந்து பாரதி அப்படிங்கிறவருடைய வீச்சு இன்றைக்கு ஃபார்ச்சுனேட்லி தனிநபர்களுடைய எஃபர்ட்னால சீனி விஸ்வநாதன் முழுமையாக பாரதி எழுதின துண்டு துணுக்குலேருந்து எல்லாத்தையும் சேகரித்து பல தொகுதிகளாக வெளியிட்டிருக்கு இன்றைக்கு வந்து அது அலையன்ஸ் பதிப்பகம் மூலமாக கிடைக்கிறது அவரே சொந்தமாக போட்டு நல்லி குப்சாமி செட்டி போன்றவர்கள்லாம் அதற்கு நிதி உதவி செய்து இன்றைக்கு வந்து அந்த புத்தகம் மொத்தமாக வந்திருக்கு அதில் எண்ணற்றவர்கள் வந்து பிஹெச்டி பண்ணலாம் இளைஞர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள்லேருந்து ஆரம்பித்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது ஜேர்னலிசம் பற்றி ஒரு இன்றைக்கு ஜேர்னலிசம் படிக்கக்கூடியவர்கள் ஒரு பாரதி ஒரு ஜேர்னலிஸ்டாக எப்படி வந்து இந்த ஹோல் சப்ஜெக்ட் அவர் எப்படி அணுகினார் அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி உலகமெங்கும் இருக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து அதை வந்து தமிழில் தன்னுடைய பத்திரிகைகள் மூலமாக கொண்டு வந்தார் எப்படி அவர் எஃபர்ட் எடுத்து கார்ட்டூனை முதல் முறையாக ஒரு உடன் பிளாக் மூலமாகலாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்தார் இது மாதிரி வந்து பல விஷயங்களில் அவர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு அதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம பலருடைய தொகுதிகளை ஒரு அரசர் நம்ம எனக்கு எனக்கு வந்து இந்த இந்த அரசுக்கிட்ட வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை உங்களுக்கே தோணி செய்யணும் நம்ம வந்து இந்த மாதிரி உட்காந்து ஒரு அப்பீல் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஸோ என்றாவது ஒரு நாள் ஆட்சிகள் மாறும் பொழுது காட்சிகள் மாறும் பொழுது இது வந்து தானாகவே இயல்பாகவே பாரதியாருடைய ஒர்க்கை வந்து பெரிய அளவுக்கு பிரிண்ட் பண்ணி இன்றைக்கு அம்பேத்கருடைய ஒர்க்ஸ் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து பல மொழிகள்லையும் பாரதியாருடைய ஒர்க் எடுத்துகிட்டு போய் அது கரெக்டான ஒரு இன்ட்ரொடக்ஷனோட நல்லதொரு டிரான்ஸ்லேஷனோட ஒரு நியாயமாக அது கொண்டு போய் சேர்க்கப்படுறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு hopefully somebody will do that soon sir சொன்ன மாதிரி ஆட்சிகளையும் காட்சிகளும் மாறணும் மாறணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பத்ரி சார் சொன்னாங்க ஆட்சிகளையும் காட்சிகளையும் மாற்றக்கூடிய ஒரு ஒருத்தர் நாளைக்கு வராரு ஸோ மாறும் மாறும் நம்புவோம் நன்றி நன்றி இவர்களை கௌரவிக்க இந்த மேடையை நமக்கு அழகாக திராவிடம் மறைத்த பாரதி திராவிடம் எப்பேற்பட்ட எவ்வளவு பாடுபட்டு பாரதியையும் அவனுடைய படைப்புகளையும் மறைத்து திரித்து மக்களை சென்றடையாமல் பார்த்து கொண்டது என்று நமக்கு இவ்வளவு அழகாக வழங்கினார்கள் வாரா அவர்களுக்கும் பாரதியார் பற்றி சொன்னதால் இந்த குறிப்பு கனகலிங்கத்துக்கு உபநயனம் செய்து வைத்து பூணூல் அணிவித்த பாரதி வாராவை சந்தித்த பொழுது சொன்னது நாடறிந்த பார்ப்பானுக்கு பூணூல் எதற்கு என்று அதனால் வாரா அவருடைய கடைசி நாள் வரை பூணூல் அணியவில்லை வா ராமசாமி என்பவர் தன்னுடைய பூணூல் அணியவில்லை என்னால் குருநாதர் சொன்னார் அப்படின்னது அதுதான் பாரதியோடைய பரந்த நோக்கம் உனக்கு இது தேவையில்லை இந்த அடையாளம் தேவையில்லைன்னு அதில் எங்கே பிரிவினைவாதம் வருவது என்று யாரு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட பரந்த எண்ணம் உடையவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவன் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் ஒரே தட்டில் பார்த்தவன் அவனுடைய ஒரு ஒரு ஒரு சட்டத்துக்குள்ளே அடக்க முடியாதவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அதை திராவிடம் வந்து ஒரு சின்ன சட்டம் போட்டு அடக்கினது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் இதை ரொம்ப அழகாக எப்படி கவிக்குயில் விடுதலை என்ற இரண்டு பத்திரிகைகள் இந்த காரியத்தை செய்தது என்பதை நமக்கு அழகாக வழங்கினார்கள் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் அவர்களை கௌரவிக்க doctor Rajkumar life line hospitals founder CEO Thiru Rajkumar doctor Rajkumar அவர்களையும் திரு நந்தகுமார் அவர்கள் jury member smart one of the sponsors of this event அவர்களையும் are co organisers of the event Thiru Nandakumar அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்